வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக பொங்கல் செவிக்க விருந்தாக உறவினர்களுக்குள்ளேயும் அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் பொழுது இரு தரப்பினர்களும் மாறி மாறி அவங்க மேலதான் தப்பு இவங்க மேலதான் தப்பு அப்படின்னு குறை சொல்லிப்பாங்க ஆனா உண்மை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரெண்டு பேர் பக்கமுமே ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் அவங்க பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய நியாயம் அவங்களுக்கு தவறா தெரியலாம் அல்லது இவங்க பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய நியாயம் இவங்களுக்கு தவறா தெரியலாம் ஆனா இந்த இரண்டு நியாயங்களுக்கு பின்னாடியும் பாசம் மட்டும்தான் இருக்கும் அந்த இரு உறவுகளுக்கு இடையே உள்ள அந்த பாசம் மட்டும்தான் காரணமாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கேயும் நிலவுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இது உயர் திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய நியாயம் என்ற சிறுகதை தபால்காரர் சைக்கிளில் இருந்து இறங்காமலே லாவகமாக அந்த கடிதத்தை வீசி எறிந்த போது மாடக்கண்ணுவின் மளிகை கடை படுவேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது கடைப்பையன்கள் சரக்குகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் கல்லாவில் உட்கார்ந்து ரூபாய் நோட்டுகளை வாங்கி போட்டுக் கொண்டிருந்தான் மாடக்கண்ணு வியாபார டெக்னிக் தெரிந்தவன் அவன் முண்டி கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பொறுமை இழந்து வேறு கடைக்கு போக முடியாதபடி முதலிலேயே அவர்களிடமிருந்து ரூபாய்களை வாங்கி போட்டுவிட்டான் இனிமேல் சரக்குகளை சாவகாசமாக கொடுக்கலாம் கடிதத்தை பிரித்து படித்த மாடக்கண்ணு குதித்து போனான் கடையை ஒட்டினார் போல் இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த அறுபதை தாண்டிய ஐயாச்சாமியை பார்த்து பாத்தீங்களா மாமா இந்த பெருமாள் பைய பண்ணிருக்கிற அக்கிரமத்தை வயசு பொண்ணுங்கிறதையும் மறந்துட்டு அனுபவப்பட்ட ஐயாசாமி அவனை கண்களால் அடக்கிவிட்டு வெளியே வர சொன்னார் இருவரும் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் சென்னையில் வேலை பார்க்கும் டாக்டர் மகனை பார்த்துவிட்டு போக வந்திருக்கும் அவர் மாட கண்ணுவை கடிதத்தை உறக்க படிக்கும்படி சொன்னார் அவன் உறக்க படித்தான் அன்பும் ஆசையும் பாசமும் பட்சமும் நிறைந்த சிரஞ்சீவி மகன் மாட கண்ணவுக்கு நானாகிய உன் அம்மா தர்மம்மாள் மேலத்திரு முத்துலட்சுமி மூலம் எழுதும் சுகசேசம கடிதம் என்னவென்றால் இங்கு எல்லாம் வல்ல காத்தவராயன் கிருபையால் நானும் அன்னக்கிளியும் செல்லத்துறை சீமைத்துறை உன் பெரியப்பா பெரியம்மை பிள்ளைகள் சாமி கருப்பன் லட்சுமணன் சரோஜா செல்லக்கிளியும் உன் சித்தப்பா சித்தி பிள்ளைகளும் இன்னும் நம் இனஜன பந்துக்கள் எல்லோரும் நல்ல சுகம் இதுபோல் உன் சுகத்தையும் ஐயாச்சாமி அண்ணாச்சி அவர் மகன் பெண்டாட்டி சுகத்தையும் கண்ணால் பார்க்கவும் காதால் கேட்கவும் ஆசையோடு இருக்கிறேன் மேல்படி மாடக்கண்ணு அறியும் விஷயம் என்னவென்றால் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமில்லை அன்னைக்கிளி வயலுக்கு போயிருக்கும் போது தீவட்டி தடிப்பெயல் பிள்ளை பெருமாள் காதல் சினிமா பாட்டை பாடி கிண்டல் இருக்கிறான் உடனே அன்னைக்கிளி நல்ல தங்கால் போல் அழுது புரண்டு என்னை ஏன் கிண்டல் பண்ணுகிறாய் என்று சொன்னதுக்கு அந்த கழுத களவாணி பயம் அவன் உடனே விசிலடிச்சானாம் சாயங்காலம் நான் கண்டித்து கேட்டால் அவனும் அவன் அம்மாக்காரையும் அவளுக்கு கரணம் போடும் புருஷன்காரனும் என்னை மிரட்டினார்கள் உன்னையும் திட்டினார்கள் ஆகையால் நீ இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனடியாக ஊர் வந்து சேரவும் அன்னக்கிளி அழுது கொண்டிருக்கிறாள் அவர்களை அடக்கினால்தான் நாம் தெருவில் நடக்கலாம் நீ வரும் வரைக்கும் நாங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்போம் எப்படியாவது வந்து நம் குலமானத்தை காப்பாத்து உடனே வரவும் இப்படிக்கு உன் அன்புள்ள அம்மா தர்மம்மாள் கடிதத்தை படித்த மாடக்கண்ணு கைகளை தட்டி கொண்டான் தோளில் அடித்து கொண்டான் காலால் தரையை உதைத்து கொண்டான் வார்த்தைகளை சுமந்து நின்ற அவன் வாய் தானாக பேசியது பாத்திரா மாமா என் தங்கச்சிய வயசுக்கு பொண்ணுங்கிறதையும் பார்க்காம அந்த பெருமாள் பைய கிண்டல் பண்ணியிருக்கான் அவன் கைய கால ஒடிச்சாதான் எனக்கு கை கால் இருக்கிறதா அர்த்தம் மாமா நான் நியாயஸ்தன் நீரே சொல்லும் ஐயாச்சாமி நிதானமாக பதில் அளித்தார் மடக்குன்னு உனக்கு இப்போ ஓடுற பாம்ப கையில பிடிக்கிற வயசு வாலிப வேகத்துல பேசுறது தப்பு மாமா சொல்றத கேளு ரெண்டு நாளைக்கு ஆற போடுவோம் அப்புறம் யோசிப்போம் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன மாமா இருக்கு அன்னைக்கிளிய மெட்ராஸ்ல ஒரு ஆபீசர் பையனுக்கு கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன் இந்த சமயத்துல பெருமாள் பையன் இப்படி பண்ணுனா நாலு பேர் என்ன நினைப்பாங்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு என்னடா அசிங்கம் தாய் மாமா மகன்னு சும்மா சின்ன பையப்பிள்ள சின்னத்தனமா விளையாடி இருப்பான் இத போய் பெருசாக்குறியே என்ன மாமா அப்படி சொல்லிட்டீரு தாய் மாமா மகனா இருந்தா என்ன அவங்களுக்கும் எங்களுக்கும் இளவும் கிடையாது எட்டும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் விளையாட்டு எதுக்கு அதெல்லாம் இல்ல மாமா நாங்க என்ன பண்ண முடியுங்கிற இலக்காரம் கொழுப்பு டேய் ஆத்திரப்படாதடா பொறுத்தாரு பூமி ஆழ்வாரு சும்மா கிடங்க மாமா நான் இன்னும் ரெண்டு நாளையில ஊருக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் டேய் அப்படி பண்ணக்கூடாதுடா போலீஸ்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வேணுமுன்னேன்னு வம்புக்காவது அன்னைக்கிளிக்கும் பெருமாளுக்கும் காதலு அதுல அவன் பாடியிருப்பான்னு சாதிப்பாங்க கோர்ட்ல அவங்க வக்கீலும் உன் தங்கச்சிய கூண்டுல நிக்க வச்சு நீ பெருமாளை எத்தனை தடவை எங்கெல்லாம் சந்திச்சேன்னு அசிங்கமா கேட்பாங்க இது வயசு பொண்ணு விவகாரம் அம்பலத்துக்கு போகக்கூடாது அதுவும் சரிதான் பர்மா பஜார்ல போய் ஒரு கத்தி வாங்க போறேன் ஊருக்கு போய் விசிலடிச்ச பெருமாளோட வாய கிழிப்பேன் முழங்கால் சிப்பிய எடுப்பேன் அவன் அகப்படலைன்னா அவன் தங்கச்சி கைய பிடிச்சு இழுப்பேன் அப்புறமா விசிலடிப்பேன் டேய் ஏழா குடமா பேசாதடா அவங்களே அவ கைய புடிச்சு உன் கையில பப்ளிக்கா வைக்கிறேன்னு சொன்ன போது மறுத்துட்டு இப்ப பலவந்தமா கைய இழுக்கிறது வீரமாடா ஐயாச்சாமி எதை சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட கண்ணு சிறிது சங்கடப்பட்டான் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் நீரு ஆயிரம் சொன்னாலும் சரிதான் அதுக்கு மேல சொன்னாலும் சரிதான் நாளை கழிச்சு ரயில் ஏற போறேன் அவங்கள பழிக்கு பழி வாங்க போறேன் ஐயாச்சாமி இதற்கு மேல் பேசுவதில் அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்டு ஒன்றும் பேசவில்லை சிறிது நேரத்தில் புறப்பட்டு விட்டார் அன்னக்கிளியை கிண்டல் செய்வதாக கூறப்படும் பெருமாள் மாடக்கண்ணவுக்கு அத்தை மகன் ஓரளவு வசதி உள்ள குடும்பத்தை சேர்ந்தவன் நொடிந்து போயிருந்த மாடக்கண்ணுவின் குடும்பத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் குடும்பத்தின் மூத்த மகனான மாடக்கண்ணு வாலிபனானதும் சென்னைக்கு வந்து வண்ணாரப்பேட்டையில் ஒரு மளிகை கடையில் சேர்ந்தான் எப்படியோ விரைவில் சொந்தமாக கடை வைத்தான் இரண்டு ஆண்டுகளில் ஊரில் ஐந்து ஏக்கர் நன்றி நிலத்தை வாங்கிவிட்டான் சொந்தமாக வீடும் கட்டிவிட்டான் இதுவரை பாராமுகமாக இருந்த அத்தைக்காரி பெண் கொடுக்க முன்வந்தாள் ஆனால் மாடக்கண்ணுவின் அம்மாவிற்கு இதில் விருப்பமில்லை மாடக்கண்ணுவின் தம்பி செல்லத்துறையும் அத்தை வீட்டில் பெண்ணெடுப்பது பெரும் பாவம் என்று வாதாடினான் அத்தைக்காரி கொதித்தெழுந்தாள் அன்றிலிருந்து இன்று வரை ஒரே சண்டை வரப்பு தகராறும் வந்தது வாய் தகராறும் வந்தது கடைசியில் இரண்டு குடும்பங்களும் ஜென்ம பகை ஆயின இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கடிதத்தை பார்த்த மாடக்கண்ணு தன் தன்மானத்திற்கு சவால் விட்டிருப்பதாக கருதினான் வழக்கமாக போர்ட்டருக்கு ஒரு ரூபாய் கொடுத்து இடம் பிடிக்கும் அவன் எமர்ஜென்சியை முன்னிட்டு முன்னதாகவே டிக்கெட் ரிசர்வ் செய்தான் இதற்கிடையே தான் வந்து இரண்டில் ஒன்றை பார்க்க போவதாகவும் தங்கையை கிண்டல் செய்த தடியனின் பல்லை உடைக்கப் போவதாகவும் அதுவரை தைரியமாக இருக்கும்படியும் அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மாடக்கண்ணு ஒரு ட்ரங்க் பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்தான் பட்டணத்துக்காரன் என்பதை கிராமத்தில் காட்டும் தோரணையில் ஃபுல் பேண்ட் போட்டு ஒரு சட்டையை இன் செய்து கொண்டான் கூலிங் கிளாஸ் கொண்டான் ஐயாச்சாமி ஊரில் இருக்கும் மனைவிக்கு செய்தி சொல்லி அனுப்ப வந்திருந்தார் அவன் புறப்படுகிற அந்த சமயத்தில் ஒரு கடிதமும் வந்தது மாடக்கண்ணு அவசர அவசரமாக பிரித்து உறக்கப்படித்தான் அன்புமிகு அருமை மகன் மாடக்கண்ணுவிற்கு உன் அன்பு அன்னை புலவர் பட்டத்திற்கு படித்தும் வேலை கிடைக்காமல் பிறந்த மண்ணில் நாட்களை பயனின்றி கழித்து கொண்டும் அதே நேரத்தில் உன் உறுதுணையால் சென்னையில் உயர்நிலை பள்ளி ஒன்றில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் உயிர் வாழும் புலவர் புனிதவதி மூலம் வரையும் மடல் நலம் நலம் காண விழுகிறேன் மகனை மாடுக்கண்ணு உன் அன்பின் கடிதம் கிடைத்தது நான் எழுதி சென்ற கடிதத்தில் ஒரு பெரும் பிழை ஏற்பட்டுவிட்டது வருந்துகிறேன் சென்ற கடிதம் எட்டாம் வகுப்பை மூன்று தடவை முட்டி பார்த்து தோல்வி கண்ட அசடு முத்துலட்சுமியால் எழுதப்பட்டது என்பதை நீ அறிவாய் அவள் நான் சொன்னதை புரியும் பக்குவம் இல்லாது விவரங்களை மாற்றி எழுதி பெரும் பாவம் செய்தாள் மகனே நடந்தது இதுதான் உன் அத்தைக்காரை என்று சொல்லப்படுபவளின் மகளான மேனாமினிக்கியும் உன் அருமை தங்கையின் பெயரை கொண்டவளுமான அன்னக்கிளி நம் வயல் வழியாக வரப்பில் ஒயிலாக நடந்து கொண்டே காதற் பாட்டுகளை கூவிக்கொண்டு இதர பெண்களுடன் கொட்டமடித்துக் கொண்டே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பேதமை பண்புகளை மறந்தவளாய் இழிவான முறையில் கை கால்களை ஆட்டிக்கொண்டு போயிருக்கிறாள் வயலில் இருந்த உன் இளவலான் செல்வன் செல்லத்துறை அவளை திருத்த வேண்டும் என்ற தூய நோக்கில் பெண்களுக்கு அழகு அடக்கம் என்று அவன் பாட்டுக்கு பேசியிருக்கிறான் அந்த இரண்டும் இல்லாத அன்னக்கிளி உடனே சினந்து கொதித்து உன் இளவலை உன் கண்ணிலும் இனிய தம்பியை திட்டியிருக்கிறாள் மாலையில் அவள் அன்னையும் தந்தையும் சுற்றம் சூழ நம் இல்லம் வந்து என்னை ஏசினார்கள் பெருமாள் நம் அன்னக்கிளையை உன் உயிரினும் மேலான இனிய தங்கையை இரண்டு நாட்களுக்குள் நையாண்டி செய்ய போவதாக சபதம் கொண்டுள்ளான் ஆகையால் மகனே ஓடிவா உடனே வா தாய் சொல்லி தட்டாதே தயங்காமல் ஓடிவா இவ்வண்ணம் உன் ஆறுயிர் அன்னை தர்ம அம்மையார் பின் குறிப்பு புலவர் புனிதவதி நல்ல பெண் அறிவாளி உன் நண்பர்களை விசாரித்து அங்கு உயர்நிலை பள்ளி ஒன்றில் பணி கிடைக்க ஏற்பாடு செய்து விட்டு வா இதற்காக நீ இரண்டு நாள் தாமதமாக வந்தாலும் பாதகமில்லை அன்னை மாடத்தண்ணு சிரமப்பட்டு கடிதத்தை படித்து முடித்தான் ஐயாச்சாமியும் கஷ்டப்பட்டு விவகாரத்தை புரிந்து கொண்டார் சிறிது மௌனம் சாதித்த மாடக்கண்ணு பிறகு பாருங்க மாமா அநியாயத்த என் தம்பி அத்தம்மக கெட்டு போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக கண்டிச்சிருக்கான் எவ்வளவு திமிரு இருந்தா இத புரிஞ்சுக்காம அவங்க எங்க நடவாசல்ல வந்து திட்டி இருப்பாங்க நான் ஊருக்கு போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துடுறேன் மாடக்கண்ணு முன்னை விட அதிகமாக கொதித்து போயிருப்பதை பார்த்து முதலில் ஐயாச்சாமி ஆச்சரியப்பட்டார் பிறகு சிறிது நேரம் மௌனியானார் அதற்கு பிறகு வயிறு கொழுங்க சிரித்தார் ஏமாமா சிரிக்கிறீரே மடக்குன்னு இந்த மனசு இருக்கே அது ஒரு செம்பரியாடு எதை எதை நியாயமாக்கணும்னு நினைக்கிறோமோ அது அதை நியாயம்தானே நம்மள நம்ப வைக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை ஜோகடிக்கும் முந்தா நாள் அன்னைக்கிலேயே பெருமாள் கிண்டல் பண்ணிட்டான்னு அதை தப்புன்னு நியாயப்படுத்தி கத்துன இப்போ அதுக்கு எதிர்மாறாய் உன் தம்பிதான் அத்த மகளை கிண்டல் பண்ணினான்னு தெரிஞ்சதும் கிண்டல் பண்ணினதையே உன் மனசு நியாயப்படுத்த பாக்குது இந்த மனசு இருக்கே அது அவரக்குடி மாதிரி எதுல படர வைக்கணுமோ அதுல படரும் மாடக்கண்ணு சிறிது யோசித்தான் ஐயாச்சாமி சொல்வதில் அர்த்தம் இருப்பது போல் தெரிந்தது முந்தா நாள் வேறு விதத்தில் நியாயம் பேசிய அவனின் அதே மனம் இப்போது தன்னை அறியாமலே சிறிது வெட்கம் இல்லாமல் சட்டையை மாற்றிக்கொண்டது அவனுக்கு விசித்திரமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது தூக்கிய ட்ரிங்க் பெட்டியை தரையில் வைத்துக் கொண்டே ஐயாச்சாமியை பார்த்தான் அவர் சொன்னார் நான் சொல்றத நல்லா கேளுடா உன் குடும்பத்துக்கும் உன்னோட அத்தை குடும்பத்துக்கும் ஜென்ம விரோதம் வர்றதுக்கு அடிப்படை காரணமே பாசம்தான் அன்னைக்கிளியே நீ கட்டிக்கணுங்கிற அன்பு நிறைவேறாம போயிருச்சு அந்த அன்ப உன் அத்தை கறி பகையா மாத்திட்டான் இது இயற்கைதான் உன் மேல உசிரையே வச்சிருக்கிற உன் அத்தை மாவ அன்னைக்கிளி உன் தம்பி செல்லத்துறைய பார்த்ததும் இவன் தான் நம்ம அத்தானோட சேர விடாம தடுத்திருக்காங்கிற ஆத்திரத்துல உன் அண்ணன் கிடைக்காம போனதால நான் வாழாம போக போறது இல்லைங்கிறத காட்டுற மாதிரி பவுசு செஞ்சிருப்பான் இத செல்லத்துறையும் பாசத்தால கண்டிக்க போயிருப்பான் இதுதான் விவகாரம் இப்போ நீ கூட அதிகமா கோவப்படுறதுக்கும் காரணம் இருக்கு என்ன காரணம் மாமா நீயும் உன் அத்த மகளை விரும்புற நாம உசுரா வச்சுக்கிட்டு இருக்கிற அன்னைக்கிலேயே அடக்கம் இல்லாம நடந்துகிட்டாங்கிற ஆத்திரத்துலதான் கோவப்படுறியே தவிர தம்பிய திட்டினதுக்காக இல்ல மூளையையும் மனசையும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிமையா வச்சாதான் நியாயத்தை நியாயமா பார்க்க முடியும் மாடக்கண்ண பெட்டியை ஒரு உரமாக தள்ளிவிட்டு கடைக்கார பையனை பார்த்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வாடா என்றான் ஐயாச்சாமி குறுக்கிட்டு புறப்பட்ட பயணத்தை நிறுத்தாதடா அத்தை பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டு அந்த பயம் அவளையும் கூட்டிக்கிட்டு வா நாளைக்கு நானும் ஊருக்கு வாரேன் நீ அவ கைய பலவந்தமா இழுக்கிறதுக்கு அவசியம் இல்லாம பண்ணிடுறேன் பயம் அவ புண்ணாக்க மாடு பாக்குற மாதிரி உன்னை ஆசையோடு பாப்பா ஐயாசாமி வயிறு குழுங்க சிரித்தார் நாணன் தோய்ந்த புன்னகையை படர்விட்டு கொண்டே மாடக்கண்ணு ஊருக்கு புறப்பட்டான்